உண்மையான சமூக நீதியை தமிழர் நிலத்திலும் இந்திய நாட்டிலும் நிலைநிறுத்திட குடிவாரி கணக்கெடுப்பு ஒன்றை நடத்த வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி கொட்டும் மலையிலும் இவ்விடத்தில் நடத்தி கொண்டிருக்கின்றோம் எதற்காக குடிவாரி கணக்கெடுப்பினை நடத்திட வேண்டும் இந்திய சமூகத்தின் அவமானகரமான சமூக அளவீடுதான் சாதி நாம் இந்நிலத்தில் எவ்வாறாக பிரிக்கப்பட்டிருக்கிறோமோ அவ்வாறாகவே நாம் அளவிடப்பட வேண்டும் அவ்வாறாக இந்த நிலத்தை ஆட்சி செய்பவர்கள் அதை செய்கிறார்களா உண்மையில் ஒரு நிலத்தை ஆட்சி செய்பவர்கள் ஒரு நாட்டின் ஆட்சியாளர்கள் அந்த நாட்டில் யார் வாழ்கிறார்கள் என்ன மக்கள் வாழ்கிறார்கள் எந்த அளவில் அவர்கள் வாழ்கிறார்கள் என்பதை அவர்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அவர்கள் தெரிந்து அதை மக்களுக்கு இத்தனை பேர் இந்த நிலத்தில் வாழ்கிறார்கள் இன்னார் இந்த நாட்டில் வாழ்கிறார்கள் என்பதை நம் மக்களுக்கு இந்த அரசாங்கம் எடுத்து சொல்ல வேண்டும் ஒரு நோக்கமுள்ள அரசு அமையப்பட்டிருந்தால் அதை அவர்கள் நாம் போராடாமலே நாம் கேட்காமலே அதை அவர்கள் நிறைவேற்றி தருவார்கள் ஆனால் அதை செய்துவிட்டால் அவர்களின் குட்டு வெளிப்பட்டுவிடும் மிக உலகம் முழுக்க பெரும்பான்மையினம்தான் ஆண்டு கொண்டிருக்கிற வேளையில் இந்த நாட்டை தான் மிக மிக சிறுபான்மையினம் ஒரு மூன்று சதவீதத்திற்குள்ளாக இருக்கின்ற ஒரு மிக மிக சிறுபான்மை சாதி இந்த இந்திய நாட்டை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது அவர்களுடைய குட்டு வெளிப்பட்டுவிடும் இத்தனை ஆண்டு காலமாக இந்த நிலத்தில் அவர்கள் அடைந்திருக்கின்ற அந்த அதிகார மையம் நொறுக்கப்பட்டுவிடும் என்ற பயத்தினால் தான் அவர்கள் இந்த குடிவாரி கணக்கெடுப்பை நடத்த விடாமல் காலம் காலமாக தடுத்து வருகிறார்கள் வெள்ளக்கார ஆட்சியிலே தெரிஞ்சு போச்சு முதல் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தெரிஞ்சு போச்சு வெறும் மூன்று சதவீத மக்கள் எண்பது சதவீத அரசு பணிகளில் அமர்ந்திருக்கிறார்கள் என்று அந்த கணக்கெடுப்பை நடத்திய அதிகாரி பிரான்சிஸ் என்பவர் அன்றே கூறிவிட்டார் அப்போது அவனுக்கு நெருக்கட்டிருச்சு இனிமே இது போன்ற ஒரு குடிவாரி கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது இந்த நிலத்தில் எத்தனை மக்கள் இருக்கிறார்கள் என்னென்ன சமூக மக்கள் இருக்கிறார்கள் என்று இந்த மக்களுக்கு ஒருபோதும் தெரிந்துவிடக் கூடாது என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் மேலே டெல்லியிலே அதே போலவே தமிழர் நிலத்திலும் இந்த திராவிடர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அண்ணன் சொன்னது போல அந்த மூன்று சதவீதமும் சுதாரித்துக் கொண்டது இங்க இருக்கக்கூடிய இந்த ஐந்து சதவீதம் திராவிடர்களும் சுதாரித்துக் கொண்டார்கள் ஆனால் உண்மையில் தேவைப்படுகிற இந்த குடிவாரி கணக்கு கண்டிப்பாக எடுத்தாக வேண்டும் என்று தேவையும் அவசியமும் இருக்கக்கூடிய தமிழர்கள் மற்ற மக்கள் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் நாங்க தான் ஆண்ட சாதி நாங்க தான் ஒரு கோடி இருக்கோம் நாங்க தான் ரெண்டு கோடி இருக்கோம் என்று வெற்று பெருமைகளைத்தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே தவிர எது தேவை அதை நோக்கி நாம் பயணப்படுவதில்லை ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு அன்னைக்கு ஆட்சியில் இருந்த சாப்பிட்டு சங்கி காங்கிரஸ் அவன் உச்ச நீதிமன்றத்தில் அதுக்கு தடை வாங்கினான் உச்சநீதிமன்றம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாதுன்னு தடை போட்டுச்சு அதனால தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் அது உச்சநீதிமன்றம் அல்ல உச்சக்குடிமன்றம் என்று ஏன் நாங்கள் மீண்டும் உறக்க உறக்க சொல்கிறோம் என்றால் இதுதான் காரணம் உண்மை வெளிப்பட்டுன்னு பயப்படுறான் இங்க இருக்கிறவன் செஞ்சு கொடுத்துருவான் உனக்கு ஒரு காலம் அவன் செய்து தர மாட்டான் அண்ணன் சொன்னார் இல்லையா ஒரு குறவர் குடிமக்கள் அவன் தன்னோட சாதி சான்றிதழ் வாங்குறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கான் செத்து போயிட்டான் யார் அவன் இந்த நிலத்தின் இந்த மண்ணின் இந்த இனத்தின் மூத்த மகன் குறவர் மகன் குறிஞ்சி நிலத்தை குறிஞ்சி நிலத்து மகன் அவன் தன்னோட சாதி சான்றிதழுக்காக சாகுறான் ஆனா நீ ஒரு நரிக்காரனுக்கு அந்த சான்றிதழை மிக எளிதாக தூக்கி கொடுக்கிற நாங்கள் அவர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல நரிக்காரர்கள் ஏழையாக இருக்கிறார்கள் ஆம் ஏழையாக இருக்கிறார்கள் கஷ்டப்படுகிறார்கள் ஆம் கஷ்டப்படுகிறார்கள் ஒரு அரசு என்பது என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நரிக்காரனுக்கு செய்வது என்பது உதவி ஒரு குறவனுக்கு நீ கொடுக்க வேண்டியது அவனுடைய உரிமை அதைத்தான் நாம் கட்சி இந்த நிலத்தில் முழக்கமிட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இறுதியாக நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் என் தமிழ் மக்களுக்கு சொல்லுவது ஒன்றே ஒன்றுதான் கட்டுச்சோத்துக்குள்ள கட்டுச்சோத்துக்குள்ள நீ பெருசாலையை வச்சு கட்டிட்ட இந்த அரசாங்கத்துக்குள்ள நீ திராவிடங்கிற பெருச்சாலியை உள்ள வச்சு கட்டிட்ட அதை அதை திண்டுக்கிட்டு தான் இருப்பான் திண்டதுக்கு அப்புறம் ஐயோ சோறு போச்சு ஐயோ என் உரிமை போச்சு ஐயோ அதிகாரம் போச்சுன்னு நீ திரும்ப திரும்ப போராடிக்கிட்டு இருக்கிறது வீண் வெற்று வேலை கட்டுச்சோத்தை அவுத்து பெருச்சாலை இழுத்து போட்டு அடிச்சேனா உனக்கான அதிகாரம் கட்டாயம் கிடைக்கும் நன்றி வணக்கம் நாம் தமிழ்